அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதாவது தீய சக்திகள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் தான் நம்ம தீய சக்திகள் சொல்கிறோம் நெகட்டிவ் எனர்ஜி சொல்கிறோம் அந்த விஷயம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படிலாம் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்கான சில டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பொருட்களை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அது ஒவ்வொன்றா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒயிட் கலர் கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வாட்ரு வந்து ஒரு முக்கால்வாசி இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு லெமன் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டுக்குள்ளே இதை நீங்கள் செய்யணும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா கன்ஃபார்ம்டா தெரியும் உங்களுக்கு ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்றேன் அது அந்த விஷயம் எல்லாமே நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அந்த வீ நம்ம வீட்டில் உள்ள மையப்பகுதி அதுன்னு நடு மையப்பகுதியில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது அந்த கிளாஸில் அந்த டம்ளரில் தண்ணி இருக்கணும் லெமன் அதில் போடுங்க கண்டிப்பாக அது வந்து மிதக்கணும் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா some negative energy some negative waves வந்து நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில அறிகுறிகள் வீட்டில் நீங்கள் விளக்கு பற்ற வச்சுருப்பீங்க அன்றாட வீட்டு வேலை எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இருப்பீங்க விளக்கு பற்ற வச்சுட்டு வந்திருப்போம் உடனே அணைஞ்சிரும் நீங்கள் நினைப்பீங்க என்ன சரியில்லாமல் இருக்கும் இல்லை திரி வந்து ஏதாவது சரியில்லாமல் இருக்கும் நீங்கள் அது மாதிரி யூஸ் நான் யோசிச்சுட்டு இருப்பீங்க வீட்டில் கூட சொல்லுவீங்க ஏதாவது என்ன சரியில்லாமல் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படி கிடையாது அன்றாட நம்ம உபயோகிக்கிற பொருள் தான் அன்னன்னைக்கு நம்ம வந்து பற்ற வைக்கிறது தான் இது நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் விளக்கு எரியும் போது நீங்கள் அதை பிளான் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து விளக்கு பற்ற வச்சுட்டு இருப்பீங்க அப்படி இல்லை கண்டினியூவாக எலி எரியிற மாதிரி நீங்கள் எந்திரிச்ச வாட்டி நீங்கள் கண்டினியூவாக எரியிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக எரியவீங்க சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அணைச்சிட்டு தான் நம்ம போகணும் நீங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க இருக்காங்க நீங்கள்லாம் இருக்கீங்க யாராவது ஒரு மெம்பர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விளக்கு பற்ற வைங்க அது எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க அப்போ அடிக்கடி அணைஞ்சு அணைஞ்சு போகுது அப்படின்னா சம் நெகட்டிவ் எனர்ஜி அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது ஆகாச கருடக்கிழங்கு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணி பாருங்க நம்மளுக்கு நல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் தெரியும் இதில் அந்த ஆகாச கருடக்கிழங்குன்னு சொல்கிற அந்த கிழங்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும் போதே ரொம்ப சுண்டி போய் ரொம்ப கருப்பு கலரில் அங்கங்கே வந்து உங்களுக்கு பபுள் மாதிரி எந்திரிக்கும் அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருப்பீங்க ஆனால் வீட்டில் வீட்டு வாசலில் மாட்டக்கூடாது உங்கள் வீட்டில் ஹாலில் ஒரு பகுதியில் நீங்கள் மாட்டிவீங்க ஒரு காற்று வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜன்னல் அது மாதிரி இருந்ததுன்னா கூட திறந்து வச்சுக்கோங்க ஆனால் ஹாலில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மாட்டி வைங்க அதில் உங்களுக்கு அது ஒரு அழுகுன மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி வாடின மாதிரியோ ரொம்ப சுருங்கிடும் ஒரு மாதிரி அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அது இல்லாமல் கருப்பு கலராக சூழ்ந்துடும் அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பூசணம் பிடிச்ச மாதிரி அந்த ஆகாச கரடுகளுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி வச்சு பாருங்க அப்பையும் உங்களுக்கு இது நடக்கும் கண்டிப்பாக வீட்டில் தீய சக்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக இது கட்டாயம் இது நடக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஹால் வீட்டுக்குள்ளே ஹாலில் தான் நீங்கள் மாட்டணும் வேற எங்கேயும் நீங்கள் வைக்காதீங்க வச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும் என்னென்னா மற்றவங்களோட அது கந்திஷ்டியாகவும் ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு வருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது அந்த நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸோடு தான் வருவாங்க அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம வீட்டில் அப்போ அந்த எனர்ஜி கூட அந்த ஆகாச கருடக்கிழங்கு நம்ம பார்க்கும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு அதே அந்த ஆகாச கருடக்கிழங்கு செடி மாதிரி வளர ஆரம்பிச்சதுன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதாவது தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து செடியாக வளரலாம் நிறைய வளரும் சின்னதாக இருக்கும் ஆகாச கடற்கிழங்கு ஆனால் ஒரு சின்ன சின்ன செடி இலை அதில் பூ எல்லாமே வரும் அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிற வீட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் நெகட்டிவாக இருக்கிற அந்த வீட்டில் வந்து தீய சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பார்க்கும்போதே சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஆனால் காற்றோட்டமாக இருக்கிற பகுதியில் நீங்கள் வச்சு பாருங்கள் ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பொருட்கள்லாம் வச்சு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் சம் நெகட்டிவ் இருக்குது அப்படின்ட்டு அதனால் விளக்கு வந்து ரெகுலராக பற்ற வைங்க அதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அடுத்து எலுமிச்சம்பழம் அந்த விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமனில் அடுத்து சும்மாவே நீங்கள் லெமன் வந்து சாமி ரூமில் வைங்க கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் லெமன் வாங்கிட்டு வருவீங்களா அந்த லெமனும் வைங்க நார்மலாக நீங்கள் எலுமிச்சம்பழம் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது ஹாலில் ஒன்று வைங்க கிச்சன் ரூமில் ஒன்று வச்சு பாருங்கள் சாமி ரூமில் ஒன்று வைங்க மூணில் எது சீக்கிரமாக அழுகுது ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா இது ட்ரை பண்ணி பாருங்கள் பூசணிக்காய் வறுத்து சகப்பு தடவி உங்கள் வாசலில் வச்சு பாருங்கள் அது அப்படியே காஞ்சி சுண்டி கருகி போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம் அது உள்வாங்கிக்கும் இருந்தாலும் நீங்கள் வைக்க வைக்க நீங்கள் அதை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழமோ இல்லை வந்து வாசலில் வந்து நான் சொன்ன மாதிரி பூசணிக்காயோ நீங்கள் அறுத்து வைக்கும்போது உங்களுக்கு அந்த கலரே சேஞ்ச் ஆகும் அது ஒரு மாதிரி ஆகிடும் அழுகி போன மாதிரி ஆகிடும் பிளாக்கிஷாக இருக்கும் அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கிரியேட் பண்ணணும் நம்ம வீட்டில் அப்படின்றதுக்கான உண்டான வீடியோவை நான் போடுறேன் கண்டிப்பாக இந்த சேனல் வாட்ச் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்